காகித கைத்தட்டி ஹாய் பசங்களா இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான காகித கைத்தட்டி செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா வாங்க இங்கே பாருங்கள் இந்த காகித கைத்தட்டியை உங்கள் ஆட்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில பிடிச்சிக்கிட்டு வேகமாக மேலே இழுத்து இப்போ பார்க்குற மாதிரி தட்டுங்க பாருங்கள் நாம் கைத்தட்டுற மாதிரி சத்தம் வருதில்ல இந்த காகித கைத்தட்டியை செய்ய நமக்கு ஏ ஃபோர் தாள் மற்றும் கத்திரிக்கோள் தேவை முதல்ல ஏ ஃபோர் தாளை பாதியாக மடியுங்க அப்புறமா இப்போ பார்க்குற மாதிரி இந்த ரெண்டு திறந்த விளிம்புகளை சின்ன துண்டுகளாக ஒன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அகலத்தில் மடியுங்க இப்படியே காகிதத்தோட முழு அகலத்துக்கும் இதே மாதிரி துண்டுகளாக திரும்ப திரும்ப மடியுங்க இப்போது காகிதத்தை திறந்து பார்த்தா இப்படி முழு தாள்லையும் வளைவுகள் தெளிவாக இருக்கும் இப்படியே மடித்து காகிதத்தோட நடுப்பகுதி வரைக்கும் மடிப்புகளை ரெண்டு முனைகளில் இருந்தும் உள்பக்கமாக மடியுங்க அடுத்து இந்த ஒரு செட் மடிப்புகளில் மற்றொன்றில் வைங்க இந்த அமைப்பை இப்போ பார்க்குற மாதிரி திறந்து நடுப்பகுதி வரைக்கும் இப்படி வெட்டிடுங்க இந்த ரெண்டு வெட்டுகளையும் வெளிப்பக்கமாக மடியுங்க கைத்தட்டியை உருவாக்க இன்னொரு முறை மடிங்க கடைசியாக இந்த அமைப்பு இப்படி இருக்கணும் இப்போது நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி உங்கள் ஆள்காட்டி மற்றும் நடுவிரலுக்கு இடையில கைத்தட்டியை பிடிச்சிக்கிட்டு வேகமாக இப்போ பார்க்குற மாதிரி மேலே இழுத்து விடுங்க நாம் ரெண்டு பக்கமும் மடித்து விட்ட இந்த அசையும் மடல்கள் ஒன்று மேலே ஒன்று பட்டு அழகாக கைத்தட்டல் சத்தம் உருவாகுது பார்த்தீங்களா இந்த விளையாட்டு கருவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் குட்டீஸ் இதே மாதிரி நீங்களும் வீட்டிலையே செஞ்சு பாருங்கள் பாய் குட்டீஸ் அதிர்வு அதிர்வுறும் பொருள்கள் ஒளியை தோற்றுவிக்கின்றன